சி மற்றும் C++ இல் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் என்றால் என்ன குளோபல் வேரியபிள் என்றால் என்ன லோக்கல் வேரியபிள் என்றால் என்ன சில உதாரணங்கள் சில பொதுவான பிழைகளையும் அவற்றின் தீர்வுகளையும் பார்க்கலாம் இந்த tutorialக்கு நான் பயன்படுத்துவது Ubuntu version 11.04, GCC மற்றும் G++ compiler version 4.6.1. Scope of variable ன் அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம். இது code ன் பகுதியினுள் variable அணுகக்கூடிய வட்டார பகுதியாகும். அதன் வகை மற்றும் டிக்ளேர் செய்யும் இடத்தை பொறுத்து இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது குளோபல் வேரியபிள் மற்றும் லோக்கல் வேரியபிள் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் எடிட்டரில் ஏற்கனவே ஒரு உதாரணத்தை எழுதியுள்ளேன் அதை திறக்கிறேன் ஃபைல் பெயர் சி என்பதை கவனிக்கவும் கோடை விளக்குகிறேன் இது நம் ஹெடர் file a மற்றும் b என்ற இரு global variableகளை இங்கே டிக்ளேர் செய்துள்ளோம் 5 மற்றும் 2 என்ற இரு மதிப்புகளை அசைன் செய்து இனிஷியலைஸ் செய்துள்ளோம் குளோபல் variable ஐ ல் அனைத்து functionகளுக்கும் பயன்படுத்தலாம் main function க்கு மேலே எல்லா functions க்கும் வெளியே இவை டிக்ளேர் செய்யப்படும் இவை குளோபல் scope ஐ கொண்டுள்ளன இங்கே add function ஐ arguments இல்லாமல் டிக்ளேர் செய்துள்ளோம் இங்கே sum என்பது function add க்குள் டிக்ளேர் செய்யப்பட்ட லோக்கல் வேரியபிள் லோக்கல் வேரியபிளை ஐ அது டிக்ளேர் செய்யப்பட்டுள்ள function மட்டுமே அணுக முடியும் இந்த variableகள் ஒரு blockனுள் டிக்ளேர் செய்யப்படுகின்றன இவை லோக்கல் scope ஐ கொண்டுள்ளன வேரியபிள் sum ல் a மற்றும் b ன் கூடுதல் சேமிக்கப்படும் இங்கே சம்மை ஐ அச்சிடுகிறோம் இது நம் main function add function call செய்யப்பட்டு இயக்கப்படுகிறது இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் சேவ் ஐ சொடுக்கவும் program ஐ இயக்குவோம் Ctrl Alt T ஐ ஒருசேர அழுத்தி டெர்மினலை ஐ திறக்கவும் கம்பைல் செய்ய எழுதுக gcc space scope.c space hyphen o space sco பின் என்டர் செய்க இயக்க எழுதுக டாட் ஸ்லாஷ் sco பின் என்டர் செய்க sum of a and b is 7 என வெளியீடு கிடைக்கிறது இப்போது அதே புரோகிராம் ஐ C ல் இயக்குவதை காண்போம் புரோகிராம் க்கு வருவோம் Shift Ctrl S ஐ ஒருசேர அழுத்தவும் .cpp என்ற extension உடன் file ஐ சேமிப்போம் Save ஐ சொடுக்குவோம் header file ஐ iostream என மாற்றுவோம் Using statement ஐ சேர்த்து Save ல் சொடுக்குவோம் குளோபல் வேரியபிள் மற்றும் லோக்கல் வேரியபிள் ஐ C லும் டிக்ளேர் செய்வது ஒன்றே அதனால் எதையும் மாற்ற தேவையில்லை பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ கவுட் ஸ்டேட்மெண்ட் ஆக மாற்றுவோம் பார்மேட் ஸ்பெசிஃபையர் உம் n ஐயும் நீக்குக காமா ஐ நீக்குக இரண்டு ஓப்பனிங் ஆங்கில் bracketகளை இடவும் குளோசிங் பிராக்கெட் ஐ நீக்கி மீண்டும் இரு ஓப்பனிங் ஆங்கில் bracket ஐ இடவும் இரட்டை மேற்கோள்களில் பேக்ஸ்லாஷ் n ஐ இடவும் சேவ் ஐ சொடுக்கவும் புரோகிராம் ஐ இயக்குவோம் டெர்மினலுக்கு வருவோம் கம்பைல் செய்ய எழுதுக g ஸ்பேஸ் scopeசிபிபி ஸ்பேஸ் ஹைபன் o ஸ்பேஸ் எஸ்சிஓ1 e இங்கே டாட் ஸ்லாஷ் எஸ்சிஓ1 என்போம் ஏனெனில் நான் scopeசி க்கான அவுட்புட் பாராமீட்டர் ஐ ஸ்டோ1 e file ஆல் overwrite செய்ய விரும்பவில்லை enter செய்க இயக்க sco1 e என எழுதி enter செய்க sum of a and b is 7 என வெளியீடு வருகிறது சி கோடிலும் லும் அதே வெளியீடு வந்ததை பார்க்கலாம் சந்திக்கக்கூடிய சில பொதுவான பிழைகளை பார்க்கலாம் புரோகிராமுக்கு வருவோம் இங்கே வேரியபிள் a ஐ மீண்டும் டிக்ளேர் செய்தால் எழுதுக இன்ட் a சேவ் ஐ சொடுக்கவும் main function க்கு மேலே add function க்கு பின் வேரியபிள் a ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் நடப்பதை பார்ப்போம் டெர்மினலுக்கு வருவோம் முன்போல கம்பைல் செய்வோம் redefinition of int a int a previously defined here என்ற பிழையை பார்க்கிறோம் புரோகிராமுக்கு வருவோம் a என்பது குளோபல் வேரியபிள் இது குளோபல் scope ஐ கொண்டுள்ளது குளோபல் ஆக ஏற்கனவே டிக்ளேர் செய்த வேரியபிள் ஐ மீண்டும் டிக்ளேர் செய்ய முடியாது வேரியபிள் a ஐ லோக்கல் வேரியபிள் ஆக மட்டுமே டிக்ளேர் செய்ய முடியும் இந்த பிழையை சரி செய்வோம் இதை நீக்குவோம் சேவ் ல் சொடுக்குவோம் மீண்டும் இயக்குவோம் டெர்மினலுக்கு வருவோம் முன்பு போல கம்பைல் செய்து இயக்குவோம் ஆம் வேலை செய்கிறது இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது இதில் நாம் கற்றவை scope of variable global variable உதாரணமாக இன்ட் ஏ எக்குவல் டு ஐந்து செமிகோலன் லோக்கல் வேரியபிள் உதாரணமாக இன்ட் சம் செமிகோலன் இப்போது பயிற்சி இரண்டு எண்களின் வேறுபாட்டை காண ஒரு புரோகிராம் எழுதுக இந்த தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது மேலும் அறிய மின்னஞ்சல் எழுதவும் contact at spoken tutorialorg spoken tutorial பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் விவரங்களுக்கு spoken tutorialorg/nmeict intro தமிழாக்கம் பிரியா நன்றி